இந்தாங்க மேடம் லிஸ்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புங்க அன்னைக்கு ரேட் என்னவோ அதை போட்டுக்குருவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடினா காயெல்லாம் கெட்டு போயிடாதா பத்து நாள் ஆனாலும் கிடையாது இதை பறிக்கிறதுக்கு ஒரு நாள் பேக் பண்றது இன்னொரு நாள் லாரியில் ரெண்டு நாள் என்கிட்ட ரெண்டு நாள் ரீட்டைல் ஷாப்ல மூணு நாள் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் நாலு நாள் மொத்தமாக கூட்டி பாருங்க பாஞ்சு நாள் ஆகும் கொள்ளையில் பறிச்சு குழம்புல போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சம்மா இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணும் தானே இவ்வளவு மருந்து அடிக்கிறான் அங்க பாருங்க வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு காய் காயாவே இருக்கணும் கனி கனியாம இருக்கணும்னா சில டக்காட்டி வேலை செஞ்சான ஆகணும் என்ன பண்றது எங்க கிட்ட மருந்து அடிக்காத காய்கறியில வேணும்னு கேட்டிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல தாயி அந்த சமயத்துல இதோ இந்த மாதிரி சேத்துல முக்கிய எடுத்தா போதும் புதுசா தெரியும் ஈ உட்கார இந்த இந்த ஸ்ப்ரே அடிச்சா ஆர்கானிக்கா மாறிடும் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் மருந்து தெளிக்காத கிடைக்காதா ஹா, அது நம்ம நாட்டிலே இல்லையே sister hi friends welcome to simply ஷெம்பா இன்றைக்கி நம்ம காய்கறி மேலே படிஞ்சிருக்கிற ரசாயனங்கள் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதை உணவுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி அதை நீக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ காய்கறிகள் பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போதே பல வகையான ரசாயனங்கள் எல்லாம் அடித்து தான் வளர்க்குறாங்க அதை பறித்து அதை மூட்டையாக கட்டி கொண்டு வரும்போது நிறைய அட்மாஸ்பியர்ஸ் நமக்கு மாறுது அது அந்தந்த இடங்கள்லையும் நிறைய ஈக்கொல்லிகள் எல்லாமே அந்த காய்கறிகளை பாதிக்குது இப்போ ஒரு ஆப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து முப்பது வகையான பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் தெளிக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா காய்கறிகளையும் பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாத்துலேயுமே மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடியுமே அந்த ரசாயனங்களை தெளித்து தான் கொண்டு வராங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரசாயனம் தெளித்த காய்கறிகள் பழங்கள் இதை நம்ம எடுத்துக்கும் போது பல வகையான நோய்கள் வருதுங்க கேன்சர் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கிறது மூளை பாதிப்புன்னு குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த மருந்துகள் நீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா டேப் வாட்டரில் கழுவணும்னா அது பத்தாது இது முறைப்படி நம்ம எப்படி சுத்தம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் மண் சட்டி எடுத்திருக்கேங்க இதில் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் மூணுமே காய்கறிகள் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இதில் இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் அது முழுகிற அளவுக்கு இதில் கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க அப்படி நல்லா ஊறும்போது இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே நீக்கப்படுது அதே மாதிரி இதில் இருக்கிற ரசாயன பொருட்களும் எல்லாமே நீக்கப்படுது இதே மாதிரி எல்லா காய்கறிகளுமே நீங்கள் இதே மாதிரி ஊற வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பழங்களும் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்படித்தான் நிறைய மருந்துகள் அடிச்சிருப்பாங்க அதையும் டேப் வாட்டரில் கழுவிட்டு முக்கியமாக பார்த்தீங்க கிரேப்ஸ் அதையும் வந்து நல்லா உப்பு மஞ்சளும் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் உப்பு மஞ்சளும் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்திலிருந்தே கிருமி நாசினிக்காக யூஸ் பண்ணுறது ஒன்று இப்போ நம்ம எப்படி கழுவுனாங்கிற முறையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி எல்லா காய்கறிகளிலும் அப்படியே யூஸ் பண்ண பண்ணுங்கள் சிம்ப்ளி சின்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ